நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கத்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்ப்போம் கத்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறாவது மாதத்தை கத்த துவக்கி இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கத்தர் நடத்தப் போகிறார் ஆதலால் கத்தரை நாம் முதலாவதாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கத்தரை கனம் பண்ணுகிறான் நாம் கனம் பண்ணுவோம் அவருக்கே துதி கன மகிமை யாவையும் நாம் செலுத்துவோம் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவர் பரிசுத்த பாதைகளை நம்மை நடத்தியிருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் போதித்து நம்மேல் அவர் கண் கண்களை வைத்து நம்மை ஆலோசனை சொல்லி நடத்தியிருக்கிறார் கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம் அலலூயா உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உண்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே புகழை பாடுவேன் இசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதேன் இசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே தூது என்னையா தூது பலத்தால் புதிய இருவை புது கவியா புது என்னையா புது பலத்தால் புதிய புது கவியார் நிரப்பினிதம் நடத்துகின்றீ நூதன சாலோமில் சேர்த்திடுமே நிரப்பினிதம் நடத்துகின்றீ நூதன சாலோமில் சேர்த்திடுவே உன் பாதம் பணிந்தே இன்னாலும் துதியே உண்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் நன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி என கழித்தீ நெருக்கத்திலே நேரம் வந்தென்னை தாங்குகின்றீ திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீ பாதம் பணிந்தேன் பின்னாலும் துதியே உண்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்கள் நண்பு உள்ளம் மாறுதல் என்னும் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல் உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே உமது கோலும் தடியும் உண்மையா என் இயேசுவையே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா இந்த நன்பு உள்ளம் பொங்குதே கனிச்செடி நீ தீருக்கும் கோடியாய் அடியே கடந்திலங்க கனிச்செடி தனும் செய்வி இலை நறுக்கி களை பிடுங்கி கத்தரை காத்தென்னை சுத்தம் செய்வி பாதம் பணிந்தேன் இன்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா அந்த நன்கு உள்ளம் பொங்குதே இசையா நன்கு உள்ளம் பொங்குதே கண்டிடுவேவும் நீ சமூகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறேன் இயேசுவேவும் நீ சமூகம் என்று கண்டிடுவே பாதம் அணிந்தேன் இன்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே இசையா பிதாவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறாவது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நேர நிமிஷங்களிலும் கத்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் உங்களுடைய அன்பின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல வல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கலங்காதே கலங்காதே என்ற ஒரு பாடலை உங்கள் முன்பாக நான் பாட விரும்புகிறேன் அலே லுயா கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கலங்காதே கலங்காதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மளை ஐந்து மாதம் அளவும் நம்மளை கணின்மணியை போல பாதுகாத்து வந்து இந்த ஆறாவது மாதத்திலே கூட நாம் அவரை துதிப்பதற்காய் அவரை ஆராதிப்பதற்காய் நாம் கூடி வந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்தபடியே கத்தரை ஆராதிக்க வேண்டும் நம் உற்சாகத்தோடு கத்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் கத்த நாளிலே கூட சங்கீதத்திலே சொன்ன விதமாய் சங்கீத நாற்பது அதிகாரத்திலே சொன்ன சொன்னது போல தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தினார் என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று நாம் வாத வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதலால் அவரை துதிப்பதற்காய் நாம் கூடி வந்திருக்கிறோம் நாம் ஆராதிப்பதற்காய் நாம் கூடி வந்திருக்கிறோம் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லவராயிருக்கிறார் போதுமானவராயிருக்கிறார் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலே கூட நாம் ஒவ்வொருத்தரும் உற்சாகத்தோட முழு மனதோட முழு ஆத்மாவோட நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஆதலால் இந்த பாடலை கூட அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம்முடைய அனுக்கிரகம் தர வேண்டும் அண்டவரே இந்த நா நாளிலே கூட இந்த பாடலை நாம் பாட வேண்டும் எங்களுடைய ஞானம் அல்ல ஆண்டவரே எங்களுடைய கல்வி ஒன்றுமில்லை தகப்பனே நாங்கள் எல்லாரும் ஒரு குப்பை தான் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலே கூட சுவாமி உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி ஆராதிப்பதற்காய் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே ராஜாமை நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருவை சூழ்ந்திருமா இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னே நம்மளை நடத்துவாராம் கத்தர் உண்மையாலுமே நாம் கத்தரை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மை கத்தர் உண்மையாக காத்திடுவார் நெஞ்சமே நீ விடாதே நம்பினோரை கிருபை சொந்தே you. ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நாம் எல்லோரும் கூடி ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை நம்முடைய முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும் நாம் வீட்டில் இருந்தபடியே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் உண்மையோடும் பயபக்தியோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தர் அப்போதுதான் நம்ம நம் நம் நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார் உண்மையாலுமே கர்த்தர் நம்ம நேசிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் அவரை உண்மையோடு நாம் நேசிக்க வேண்டும் நாம் உண்மையோடு அவர் ஆராதிக்க வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஹலே லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹலே லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நாம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் இந்த பாடலை பார்க்கும்போது நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயா நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உண்மை தானே ஐயா உண்மையாலுமே இந்த நிலையில்லாத வாழ்க்கையிலே இயேசு மட்டும்தான் நம்ம நேசிக்க வேண்டும் அவரை மட்டும்தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் நாம் அவரை நேசிக்கும் பொழுது அவரை நம்மை நேசிப்பார் இந்த பாடலை பாடுவோம் நாம் உண்மையோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் இந்த பாடலை பாடுவோம் நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நம்ம துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே கூட இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்தி அருமையான அன்பு போதகர் மூலமாய் கர்த்தரை பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா நீரே பேசுவீராக அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அந்த தேவ செய்தியிலே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தாவே நீர் பேசிய ஆண்டவரே அம்மா ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக காத்துக்கொள்ள பலப்படுத்த வழிநடத்தும் ஏசும் ஜமக்கு நல்ல பிதாவே ஆமேன் கத்திருக்கே மகிமை உண்டாவதாக நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம் கத்தர் நம்மோடு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறாவது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில் கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துக்குள்ளாய் நம்முடைய வேதத்தை பிரித்து நம்முடைய கண்களை பதித்து கொள்வோம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மிகவும் கொடிய கொடுமைகள் நிறைந்த உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் மிகவும் கொடுமை என்னவென்றால் கொரோனா என்கின்ற கொள்ளை நோயினால் அநேகர் வயது வரம்பின்றி பலியாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் நிறைய எதிர்பார்ப்புகளை நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஜனங்கள் கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்கள் இந்த வேத வசன பகுதி நம் எல்லாரையும் குறித்து கத்தரிடம் ஒரு திட்டம் உண்டு அது தீமைக்கல்ல பிரியமானவர்களே அது நன்மைக்கேதுவான திட்டமே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு மகிமை நம்முடைய எதிர்காலத்தின் எதிர்பார்ப்புகளையும் கத்த மிகவும் நன்றாய் அறிந்திருக்கிறார் அதைவிட முக்கியம் அதிலே ஒரு முடிவையும் நமக்கு கொடுக்கும்படி நம்முடைய ஒவ்வொருடைய பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை கத்தர் அறிகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம் ஒவ்வொருவரையும் குறித்து கத்தரிடம் தனித்தனியாக ஒரு திட்டங்கள் உண்டு அது கல்ல நன்மை ஏதுவான திட்டமாய் இருக்கிறது ஆதலால் கத்தருக்குள் வாழ்கின்ற நமக்கு நம்முடைய எதிர்கால எதிர்பார்ப்புகளை குறித்து நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ வழி வகுக்கிறது சங்கீதக்காரன் நமக்கு மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் நாமும் அதை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் என்ன சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் தன் ஆத்துமாவை தேவனை நோக்கி அந்த ஆத்மாவை வைத்து அமர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியம் வேற யாராலும் கிடைக்காது கர்த்தராலை மாத்திரம் கிடைக்கும் நாம் இப்படி சொல்லலாம சொல்ல வேண்டுமே சொல்லுவோம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆதலால் கத்தரை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அமரு அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தில் கூட நாம் சும்மா அமர்ந்திருக்கக்கூடாது சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது கத்தரை முன்வைத்து நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் நம்புகிறது நாம் எதிர்பார்க்கிறது அவராலே வரும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகும் பிரியமானவர்களே நான் நம்முடைய எந்த காரியமானாலும் எதிர்பார்ப்பு இருக்கும் அது அப்படி இருப்பது நல்லது அதில் முக்கியமானது நம்பிக்கை என்பது சிலரை பார்க்கும் பொழுது நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மனிதர்களை சார்ந்து இருப்பார்கள் அந்த மனிதர்களை சார்ந்து இருக்கிற அந்த எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது ஒரு நம்பிக்கையற்றவர்களாய்த்தான் இருக்க முடியும் கத்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு தெரிந்த கானாவூர் கல்யாண வீட்டுக்குள்ளாய் நாம் நுழையும் பொழுது அங்கு எல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது ஆகாரம் முதல் கொண்டு தண்ணீர் முதல் கொண்டு எல்லாம் அங்கு யார் எத்தனை பேருக்கு எவ்வளவு என்று அதுக்கு அதிகமாகவே அவர்கள் அங்கு ஒழுங்குபடுத்தி இருக்கலாம் ஆனாலும் கூட அந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது உடனே மரியாலை கூப்பிட்டு சொல்லி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன் தான் மரியால் இயேசுவை தேடுகிறாள் சொல்லியிருப்பார்கள் மரியாலை அவர்கள் அந்த வேலைக்காரர்கள் அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணினவர்கள் மரியாளிடம் போய் சொல்லியிருப்பார்கள் மரியாளிடம் அந்த குறைவை நிறைவாக்க எதிர்பார்த்திருப்பார்கள் என்று தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும் அதனால் தான் அந்த குறைவை அவர்கள் நிறைவு செய்ய முடியவில்லை ஆனால் மரியாள் இயேசுவை எதிர்பார்க்கிறாள் இயேசுவை நோக்கி திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம் உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை வரவில்லை இவளுடைய எதிர்பார்ப்பு வேலைக்காருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் உடனடியாக அந்த திராட்சரசம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் பரிமாற வேண்டும் என்பது ஆனால் இயேசு சொல்லுகிறார் இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார் அப்பொழுது பாருங்கள் இயேசுவை நாம் எதிர்பார்க்கும் பொழுது இயேசுவை எதிர்பார்த்தால் அந்த குறைவு நிறைவாகும் ஆச்சரியம் உண்டாகும் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசி மிகுந்ததாய் இருந்தது எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே நாம் எதிர்பார்க்கிற காரியம் உடனடியாய் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது அதற்கென்று ஒரு நேரத்தை கத்தர் வைத்திருக்கிறார் தேவன் வைத்திருக்கிறார் இயேசு வைத்திருக்கிறார் அந்த எதிர்பார்த்துதலில் மரியாள் அல்ல சாதாரண மனுஷர்களை அல்ல இயேசு தேவைப்படுகிறார் நம்முடைய எதிர்பார்த்துதல்ல இயேசுவை நாம் எதிர்பார்க்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திற்கும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது ஐந்தாவது வசனம் மிகவும் ஒரு முக்கியமான வசனம் முன்னே அந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இது யாருக்கு பொருத்தமாகும் என்று சொன்னால் அன்னாளுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது அன்னால் தேவ சமூகத்திலே அமர்ந்தவள் தேவ சமூகத்திலே அமர்ந்தது மாத்திரமல்ல அவள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்தாள் நான் நம்புகிறது அவராலே வரும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவளிடம் இருந்தது நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தேவ சமூகத்திலே போய் அன்னால் அமர்ந்தால் பாருங்கள் அவருடைய எதிர்பார்ப்பை கத்தரிடம் தேவனிடம் தெரிவிக்கிறார் என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் கண்ணோக்க வேண்டும் என்னை நீங்க மறக்கக்கூடாதுப்பா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட என் சிறுமையை கண்ணோக்க வேண்டும் என்னை மறக்கக்கூடாது ஆனால் நாமும் கூட அமர்ந்திருக்கிறோம் எத்தனையோ தரம் தேவ சமூகத்திலே தன்னுடைய தனி ஜபத்திலே அமர்ந்திருக்கிறோம் கத்தர் மகிமைப்படுவாராக மன்னிப்பாராக காரணம் ஏனோ தானோ வென்று நாம் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அமர்ந்திருந்திருக்கிறோம் அப்படி அமரக்கூடாது ஒன்று சாமியல் ஒன்று பதினொன்றில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அன்னால் எதிர்பார்த்திருந்த முடிவை அவளுக்கு கொடுக்கும்படி அவள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை கத்தர் அறிந்திருந்தார் ஆதலால் தான் அந்த ஒன்று சாமியல் ஒன்று பதினேழில் அவள் எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் கத்தர் கொடுத்தது ஐந்து என்று பார்க்கிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எதிர்பார்த்திருக்கிற முடிவை அன்னாளுக்கு கொடுக்கும்படி அவள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகளை கத்தர் அறிந்திருந்தார் என்றால் நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோம் நாம் நம்முடைய ஆத்துமாவை அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து தேவனை நோக்கி அமரும் பொழுது நாம் நம்புகிறதும் கத் அண்ணால் நம்பினது அவளுக்கு கிடைத்தது சமாதானத்தோட போ சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவாய் அவளுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம் எதிர்பார்த்ததில் இதற்கு சரியான ஒரு வார்த்தை வைக்க வேண்டும் என்றால் அவள் எதிர்பார்த்ததில்லை பொருத்தனை தேவை அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றுகிறார் எதிர்பார்த்ததல்ல கத்தர் கொடுத்தார் அதை அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறார் பிரியமானவர்களே ஆகாரை நாம் பார்க்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பை பாருங்கள் ஆகாருடைய எதிர்பார்ப்பு என்ன நீர் எனக்கு கொடுத்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அந்த பிள்ளையை நீர் எனக்கு மீண்டும் தர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆகார் எதிர்பார்த்திருந்த முடிவை அவளுக்கு அவள் பிள்ளையை திரும்ப கொடுத்து அவள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளில் ஒரு முடிவை அவர் கொடுத்தார் என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஒரு முடிவை கொடுத்தார் நாமும் கூட கத்தர் கொடுத்த நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அதை நாம் இழந்து போகக்கூடாது ஆகாருக்கு கொடுத்த அந்த பிள்ளை பாக்கியத்தை அந்த பிள்ளை பாக்கியமான ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கத்தரிடம் அவள் எதிர்பார்ப்பு அந்த பிள்ளை மறுபடியும் பிழைக்க வேண்டும் நமக்கு கூட கொடுத்த ஆசீர்வாதங்கள் இழந்து போகக்கூடாது இழந்து போகக்கூடாதபடி அந்த ஆசிர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் ஆகாரை போல சத்தமிட்டு கொடுத்த ஆசீர்வாதங்கள் காணாமல் போகிறது நான் இழந்து போயிருக்கிறேன் அதை இழந்து போகக்கூடாதபடி சத்தமிட்டு அழும் பொழுது கத்தர் கேட்பார் எதிர்பார்த்ததில் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி நமக்கு பாதுகாப்பு தேவை என்பதை இந்த ஆகார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரி ஆகையால் நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது கத்தருக்குள் நம்பிக்கையோடு கூட வாழும் பொழுது நம்முடைய எதிர்கால எதிர்பார்ப்புகளில் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு நம் நம்பிக்கை உன் நம்பிக்கை என் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்மில் யாராகிலும் எனக்கு எல்லாம் இருக்கிறது நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்ல முடியுமா சொல்ல மாட்டோம் ஏன் ஏதாகிலும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு நம் விசுவாச தகப்பன் ஆபரகாமை பார்க்கும் பொழுது ஆபரகாம் எப்படி வாழ்ந்தான் என்றால் ஆதியாம் புஸ்தகம் பதிமூணு ரெண்டு நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆபரகாம் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தானாம் வசனம் ஆறு அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று பார்க்கிறோம் அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டென்று பார்க்கிறோம் கத்தருக்கு பிரியமானவர்களே எல்லாம் இருக்கிறது சீமானான வாழ்க்கை மிகுதியான ஆஸ்தி எல்லாம் இருந்தும் கூட அவனுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அவனும் எதிர்பார்க்கிறான் எல்லாம் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் மற்றவர்கள் நினைக்கலாம் ஆபிரகாமுக்கு என்ன அவன் சீமான் அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவன் அந்த ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் இந்த வசன பகுதியில் ஆபிராம் சீமானாயும் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் வாழ்ந்தாலும் ஆபிரகாமுடைய எதிர்பார்த்தல் ஆதியாம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசன முற்பகுதி அதற்கு ஆபரகாம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி என்ற ஒரு கேள்வியை வைக்கிறான் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்பு கத்தர் நமக்கு என்ன தரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான் மிகுந்த ஆஸ்தி உடையவன் சீமானா இருக்கிறான் ஆனாலும் கூட அவனுடைய கேள்வி என்ன அதற்கு ஆபரா ஆபிராம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் வசனம் மூணு பின்னும் ஆபராம் தேவரி எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை அவனுடைய எதிர்பார்ப்பு ஒரு பிள்ளை பாக்கியம் ஒரு புத்திர சுவிகாரம் அவனுக்கு வேணும் சந்தானம் வேணும் என்று அவனுக்கு கத்தரை நோக்கி அதற்காக அவன் எதிர்பார்த்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்தர் பாருங்க ஆபிராமை நோக்கி ஆபிராமே நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கும்படி உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவை பார் என்று வசனம் ஐந்துக்குள்ளாய் அவனை நடத்துகிறார் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று அவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார் அவன் நினைவுகளை கத்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது நாம் கத்தரை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம நம்மை குறித்த ஒரு ஒரு நினைவு இருக்கும் நம்மை குறித்த ஒரு முடிவை வைத்திருப்பார் நீங்கள் கத்தரை நோக்கி அந்த எதிர்பார்த்ததில் கத்தர் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நான் வாழ வேண்டும் அந்த நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது கடைசியாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு எதிரிகளின் சூழ்ச்சிகளை மேற்கொள்ள பரலோக தேவனை நோக்கி நாம் எதிர்பார்த்து தான் வாழ வேண்டும் எதற்கு அவருடைய வல்லமை வேண்டும் நம்முடைய அந்த எதி எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு நமக்கு தேவனுடைய வல்லமை வேண்டும் அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் பாருங்க அதை தாவிது எதிர்பார்க்கிறான் அப்படித்தான் தாவிது அவன் என்ன எதிர்பார்க்கிறான் பாருங்க ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் நான் படிக்கிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்த பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் பாருங்களுடைய எதிர்பார்ப்பு அவனுக்கு எதிரியாய் காணப்பட்ட அந்த கோலியாத்தை முன்பதாக நின்று அவன் சொல்லுகிறான் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் அவனுடைய தேவனுடைய வல்லமை ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் அவன் அவனை எதிர்த்தான் அந்த வல்லமை வல்லமை உள்ள அந்த நாமம் அந்த வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க வேண்டும் இப்பொழுது இருக்கிற காலம் கொடிய காலம் எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை அதை மேற்கொள்வதற்கு நம்முடைய எதிர்பார்ப்பு இன்றைய காலத்தில் அவருடைய வல்லமை நாமும் கூட பரலோக தேவனின் வல்லமையை எதிர்பார்க்க வேண்டும் தாவிது எப்படி வெற்றி பெற்றானோ அதுபோல நாமும் வெற்றி பெற வேண்டும் பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே தாவிது எதிர்பார்ப்பிலே சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு ஏற்பட்டது பரலோக வல்லமையை எதிர்பார்க்க கத்தரின் நாமத்தினாலே நாம் நிற்கும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு முடிவு பாருங்கள் வீட்டிலே படித்து கொள்ளுங்கள் ஒன்று சாமிவேல் பதினெட்டு ஆறை நீங்கள் படிக்கும் பொழுது ஆடல் பாடல் மேலம் கீத வாத்தியம் சந்தோஷம் வசன ஏழு சமாதானத்தோடு சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாக பாடினார்கள் பாருங்கள் கத்தர் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்திருக்கிறது என்ன எதிர்பார்ப்பு என்ன ஜபத்தை கேளாமல் போவது பாதத்தை கழுவின நாளிலே மறவேனே உன் விழிகள் வழிகின்ற கண்ணீர் துளிகளா என் பாதத்தை கழுவின நாளினை மறவேனே அழுகை பள்ளத்தை உருவ நடந்து அழுகை பள்ளத்தில் உருவ நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்ளும் நாள் இதுவே ஜபத்தை கேளாமல் போவேனோ போவேனோ போவேனோ அதரடி குரலை கேட்காமல் போவேனோ இயேசுவே எங்கள் எதிர்பார்ப்பில் நாங்கள் மனிதர்களை அல்ல நீர்தான் தேவை என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா இயேசுவே நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பில் உமக்கென்று பொருத்தனை செய்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவே எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து போகாதபடி உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களுக்கு தேவை என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எங்கள் எதிர்பார்ப்பில் கத்தர் நீங்கள் கொடுப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தாகரும்பா அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ வேண்டும்பா இயேசுவே எங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமையை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அதற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வல்லமையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்தனுடைய கருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நீக்கமும் நம்மோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் சதா காலங்களிலும் கத்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக